നമസ്കാരം അഗ്രിടെക് ഫാമിംഗ് യൂട്യൂബ് ചാനലിൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് എല്ലാ സുഹൃത്തുക്കളും സ്വാഗതം ഒരുപാട് സുഹൃത്തുക്കൾ നമ്മളോട് ചോദിക്കാറുണ്ട് എവിടെ നിന്നാണ് നല്ല പട്ടിക്കുട്ടികളെ തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് കിട്ടുകയെന്നുള്ളത് അപ്പോൾ കോയമ്പത്തൂരിലുള്ള ഒരു ഫാമിലാണ് ഇപ്പോൾ നമ്മൾ നിൽക്കുന്നത് ആ ഫാമിൻ്റെ ഉടമസ്ഥന്മാരാണ് ഈ രണ്ടുപേരും അപ്പോൾ ഇവരുടെ അടുത്ത് നമുക്ക് ഒരുപാട് കാര്യങ്ങൾ ചോദിച്ചറിയാണ്ട് ഇവരിവിടെ എങ്ങനെയാണ് വളർത്തുന്നത് എത്ര പ്രൈസ് വരുന്നുണ്ട് ഏതെല്ലാം ബ്രീഡുകളാണ് ഇവിടെ ഉള്ളത് അതുപോലെ തന്നെ ഇവർ ട്രെയിനിങ് മറ്റ് സംവിധാനങ്ങളൊക്കെ ചെയ്തു കൊടുക്കുന്നുണ്ട് അപ്പോൾ അത് അവരോട് തന്നെ നമുക്ക് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം വീഡിയോ കഴിഞ്ഞതും അവസാനം വരെ കാണാൻ ശ്രമിക്കുക ഇഷ്ടപ്പെട്ട ലൈക്ക് ചെയ്യാൻ മറക്കരുത് നമസ്കാരം நமஸ்காரம் உங்கள் பேர் என்னோடய பேர் பாபு பாபு ஆ என் பேர் கிருஷ்ணா வின்ப்ரோ கெனல்ஸ் கோயம்புத்தூர் உடையாம்பாளையத்தில் இருக்கேன் இங்கே என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா mainly breeding stud service and boarding service இருக்குது studding service all kind of dogs puppies எல்லாமே இங்கே இருக்குது ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்துட்டுன்னா ஃபீமேல் வந்து மேட்டிங்க்கு ப்ளஸ் வந்து போர்டிங் இங்கேயே நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் போர்டிங் uh, எல்லாமே பண்ணிக்கலாம் plus otherwise other adult breeds எல்லாம் சில பேர் வந்து ஷோ ட்ரெயின் பண்ணணும்னு விஷ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு ஷோ ட்ரைனிங்கும் பண்ணித்தரோம் தென் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லா ப்ரீட்ஸுமே இருக்குது ஸ்பெஷலி கிரேடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெயின்லி கிரேடன்ஸ் பண்ணுறோம் கிரேடன்ஸில் வந்து எல்லா கலர் கிரேடன்ஸும் வின்ப்ரோ கெனல்ஸில் இருக்குது வின்ப்ரோ கெனல்ஸில் ஸ்டட் சர்வீஸ் ஸ்டட் பப்பீஸும் இங்கேயே எடுத்துக்கலாம் போக எங்களோட ப்ரீடிங்ஸ் ஓன் ப்ரீடிங்ஸ் இருக்குது அதோட ப்ரீடிங்ஸ் சாம்பியன் டாக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதர் ஒன் ஆர் ஃபோர் ஃபோரில் இருக்க மேல்ஸ் வந்து சாம்பியன் மேல்ஸ் மட்டும்தான் இருக்குது இங்கே இருக்குது ഇവിടെ പ്രധാനമായിട്ടും അവർ ചെയ്യുന്നത് മെയ്റ്റ് ചെയ്ത് കൊടുക്കുന്നുണ്ട് അതായത് ആ, നമ്മുടെ ഫീമെയിൽ ഡോഗിനെയോ കൊണ്ടുവന്നു കഴിഞ്ഞാൽ അതിനെ മെയ്റ്റ് ചെയ്ത് ആ, നമുക്കതിനെ ഗർഭിണിയാക്കി തരും അത് അവരുടെ ഉത്തരവാദിത്തത്തിൽ സ്വയം ഉത്തരവാദിത്തത്തിൽ അവർ ചെയ്തു തരും അതുപോലെ തന്നെ നമ്മൾ എവിടേക്കെങ്കിലും വിദേശ രാജ്യങ്ങളിലേക്കൊക്കെ പോവുകയാണോ നമ്മുടെ വില കൂടിയ നായ്ക്കളൊക്കെയാണ് അതിനെ നമുക്ക് ഒഴിവാക്കാൻ മനസ്സ് വരുന്നില്ലെങ്കിൽ ഇവരുടെ അടുത്ത് ഏൽപ്പിച്ചു കഴിഞ്ഞാൽ പെർ ഡേ ഏകദേശം ഒരു ഇരുന്നൂറ് രൂപ മുതൽ മുകളിലേക്കുള്ള ചാർജിൽ അവർ നമ്മുടെ നായ്ക്കുട്ടികളെയും വലിയ നായ്ക്കളെയും ഒക്കെ ഇവിടെ താമസിപ്പിച്ച് നല്ല രീതിയിൽ മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് വളർത്തിത്തരും നമ്മൾ തിരിച്ചു വരുമ്പോൾ അതിനെ മൊത്തം എമൗണ്ട് പേ ചെയ്ത് തിരിച്ച് നമുക്ക് കൊണ്ടുപോവുകയും ചെയ്യാം അപ്പോൾ ആ കാലഘട്ടത്തിലൊക്കെ വേണമെങ്കിൽ നമുക്ക് ഇതിൻ്റെ ട്രെയിനിങ് അതായത് ഇതിന് ഷോ ട്രെയിനിങ്ങിനാണെങ്കിലോ റിംഗ് ട്രെയിനിങ്ങിനാണെങ്കിലോ അല്ലെങ്കിൽ അത്യാവശ്യം നമ്മുടെ കമാൻഡുകൾ പഠിപ്പിക്കാനാണെങ്കിലും ഒക്കെ ഇവരിവിടെ നിന്ന് പഠിപ്പിച്ചും തരും ഇനിയിപ്പോൾ അതിന് മാത്രമായിട്ടാണെങ്കിലും ഇവിടെ കൊണ്ടുവന്നു കഴിഞ്ഞാൽ ഇവരിവിടുന്ന് അത്തരത്തിലുള്ള ട്രെയിനിങ്ങുകൾ ചെയ്ത് പഠിപ്പിച്ച് തരുന്നുണ്ട് தென் அது மட்டும் இல்லாமல் பீகிள் வெரைட்டிஸில் வந்து டாய் வெரைட்டிஸ்லேருந்து ஹியூஜ் வெரைட்டிஸ்லேருந்து இருக்குது அப் டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து அப் டு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் depending upon quality size then வந்து பிளட் லைன் தகுந்த மாதிரி இருக்குது மோஸ்ட்லி எல்லா ப்ரீடுமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டட் ப்ரீட் நாங்கள் பண்ணுற எல்லா ப்ரீட்ஸுமே சர்டிஃபிகேட் இல்லாமல் இல்லை எல்லா ப்ரீட்ஸும் கம்பல்சரி கெனல் கிளப் சர்டிஃபிகேட்டோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால் உங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் பப்பீஸ் வந்து ஆமாம் பப்பீஸ் வந்து நீங்கள் ஐயோ இங்கே வாங்கலாமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஸே இருக்காது நல்ல ஒரிஜினல் ப்ரீட்ஸாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரீட் வேணுமோ பிஃபோர் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் வீட்டு இருக்க பப்பீஸ் வந்து எங்களோட வெப் பேஜ் அந்த மாதிரி நீங்கள் இப்போது யூடியூப் பார்க்குற மாதிரி பப்பீஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதுக்கு எந்த பப்பி ஆமாம் ஆமாம் ஆமாம் எது வேணுமோ வின்ப்ரோ கெனல்ஸுங்கிற நேம்லேயே இருக்குது எஃபிஐடி வின்ப்ரோ கெனல்ஸ்லேயே இருக்குது ഡിസ്ക്രിപ്ഷനിൽ പോട്ടുകളാം ஆமாம் അതായത് നമ്മുടെ ചാനലിൽ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഇവരുടെ പേജിന്റെ ലിങ്ക് ഉണ്ടായിരിക്കും അപ്പോൾ ആ ലിങ്കിൽ കയറി നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഇവരുടെ അടുത്ത് അപ്പോൾ വരുന്ന ബ്രീഡ്സിന്റെ അപ്ഡേറ്റ്സ് നിങ്ങൾക്ക് അതിൽ നിന്ന് കിട്ടുന്നതായിരിക്കും അതുപോലെ തന്നെ കോൺടാക്ട് ചെയ്യാനുള്ള ഡീറ്റെയിൽസും അതിൽ തന്നെ ഉണ്ടായിരിക്കും കേട്ടോ അപ്പോൾ ഇവിടുന്ന് ചെയ്യുന്നത് ബ്രീഡിങ് ചെയ്ത് കൊടുക്കുന്നുണ്ട് പിന്നെ സ്റ്റഡ് സർവീസ് ഇറക്ക് ஷோ ட்ரைனிங் உண்டு ഷോ ട്രെയിനിങ്ങിന് അതിൽ തന്നെ பண்ணுங்க ஷோ ட்ரைனிங்னா பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து ரொம்ப ஷை டைப்பாகவும் இல்லை ஓனர் ஒபீடியன்ட் இல்லாமல் இருக்கும் ஒபீடியன்ட் ட்ரைனிங்கிறது வேறு ஷோ ட்ரைனிங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிங் ஃபயர் இருக்கும் ஒவ்வொரு டாகுக்கு வந்து ரிங்கில் பார்த்தா கொஞ்சம் பயந்து ஷைனஸாக ஃபீல் ஆகும் யாராவது டச் பண்ணால் ஒரு மாதிரி உட்காந்துரும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டாக்ஸோட டாக்ஸாக பழக விட்டு நாங்கள் அதுக்காக டெடிகேட் டைம் டெடிகேட் பண்ணி அதை வந்து பேசிக்காக ட்ரெயின் பண்ணுவோம் எல்லா டாக்ஸுமே all breeds from toy varieties to huge varieties train பண்ணுவோம் மோரோ ரொம்ப சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரைனிங் இருக்குது சில பேர் ரொம்ப டாக் அக்ரஸிவாக இருக்குது எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுங்கன்னா அந்த மாதிரி ட்ரைனிங்ஸும் பேசிக்காக நாங்கள் பண்ணித்தருவோம் தென் வந்து பார்த்திங்கன்னா puppy caring caring means boarding facilities இருக்குது puppies and adult dogs boarding facility அதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் ஆகும் பப்பி பர் டா பர் டே வந்து அப் டு டூ ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது ஸ்டார்டிங் ஃபுட்டுலேருந்து அக்காமடேஷன் எல்லாமே நாங்களே எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் ஸ்டார்டிங் ரேட் அதுலேருந்து இருக்குது பப்பிலேருந்து அடல்ட் வரைக்கும் எங்கேயாவது வெளியூர் போகிறாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் அடாப்ட் பண்ணிவோம் ஓ அப்படின்னா இப்போ நான் வெளியூருக்கு போகிறேன் என் பப்பி வந்து எங்கே போட்டுட்டேன்னா நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி போடி அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தெரியும் ஒவ்வொரு டாக்ஸுக்கும் இண்டிவிஜுவல் கேஜஸ் இருக்குது இண்டிவிஜுவல் கேஜஸ்ஸு இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ணுறக்கு இதுக்குன்னே எங்களுக்குன்னு தனியாக ஒரு வெட்டினரியன் இருக்கார் அவர் வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த டாக்ஸோட ஒரு டாகு ஹெல்த் வைஸ் கண்டிஷன் கம்மியானாலும் இமீடியட்டாக வந்துடும் நாட் ஓன்லி எங்கள் டாக் மட்டும் இல்லை போர்டிங் வர எல்லா டாகுக்கும் இந்த ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் தென் ஒன் மோர் திங் உங்களுக்கு என்னென்னா ப்ளே ப்ளே ஸ்டேஷன் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கேருந்து பின்னாடி வரைக்கும் வந்து இருக்கிற ஃபுல் ப்ளே ஸ்டேஷன் டாகுக்கான ப்ளே ஸ்டேஷன் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது ஒர்க் ஒர்க் அவுட்டுக்குன்னு தனி பிளேஸ் இருக்குது எங்களுக்கு ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக அதை ஒர்க் அவுட் பண்ணிக்குவோம் இங்கே உங்களுக்கு டாக் பார்த்திங்கன்னா டாக்ஸோ டாக்ஸாக விளையாடும் போது அந்த ஹோமில் இருக்க ஒரு எலோனி எலோன்னஸ் போயிடும் ஸோ அப்போவே வந்து சில டாக்ஸ் வந்து அந்த ஷையாக ஃபீல் ஆகிறது இதாயிரும் தென் மோர் ஓவர் பப்பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பார்ன்லேருந்து மதரும் ஃபாதரும் சரி இல்லை ஏதோ பப்பீஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்ஸு இங்கே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் என்னென்ன ஃபுட்ஸ் கொடுத்துட்டு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா basically start from Royal Canin puppy வந்து பார்த்தீங்கன்னா one standard from Royal Canin food இருக்குது ஸ்மார்ட் ஆர்ட் பவர் பேக்கு அந்த மாதிரி ஃபுட்டு இருக்குது Pedigree meat and milk food இருக்குது அதே நாங்கள் எங்களுக்கு இங்கே ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ராயல் கல்யாணம் வேணுன்னா இங்கே பக்கத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார் அவர்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்துப்போம் பெடிகிரி இங்கேயே கொண்டாந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது so dry foods morning evening வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு வந்து இந்த சிக்கன் அண்ட் பீஃப் வந்து மஸ்ட் இது பண்ணலாம் பட் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி சிக்கன்ஸ் சிக்கன் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லி பர் கேஜி இந்த இந்த ஒரு டாகுக்கு இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் கேஜிஸ் நாங்கள் மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம் சைஸ் பார்த்தா ஆமாம் சைஸு ப்ளஸ் வந்து அதோட இன்டேக்கோட இது தெரியும் டைஜஸ்டிங் சிஸ்டம் எங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் டயட் ஃபுட்ஸ் தான் எடுத்த உடனே ஒரு அவ்வளோ வைக்கணும் இவ்வளோ வைக்கணும் கிடையாது கம்பல்சரி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃபுட்டு முடித்த உடனே எயிட் ஹவர்ஸ் ஒன்ஸ் ஃபுட் இருக்கணும் ஃபுட்டு முடித்த உடனே compulsory one time food compulsory எடுத்துருக்கணும் டாக் வந்து எடுத்துருக்கணும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டைம் வந்து நைட்டு மட்டும்தான் இல்லை டே டைம்லேயும் ரெஸ்ட் இருக்கணும் அப்படியா ஆமாம் டே டைம்லேயும் கம்பல்சரி எல்லா பப்பிலேருந்து அடல்ட்லேருந்து இருக்கணும் பப்பீஸாக இருந்தால் பர் டே ஃபோர் டைம்ஸ் அடல்ட்டாக இருந்தால் per day two two three times வந்து ஃபீடிங் கம்பல்சரி மஸ்ட் பப்பீஸுக்கு four time four times per day four times per day puppies அடல்ட்டாக இருந்ததுன்னா வந்து கம்பல்சரி வந்தீங்கன்னா three to four times to day two two three times per day sleeping எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் டயட்னா டயட் மாதிரி இருக்கணும் டாக்ஸு அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஹெவியாகவும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற க்ரா கிரேடன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்லேயே இருக்கலே ஹைஃபையான மெயின்டெனன்ஸ் கிரேடன் ப்ரீட் மட்டும்தான் ஏன்னா அதுக்கு வந்து கை கால் பெண்ட் ஆகாமல் வந்து எதுவும் ஹெல்த் வைஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராமல் யோஸ் கரெக்டாக இந்த மாதிரி கிராப் பண்ணோன்னா இந்த மாதிரி யோஸ் கரெக்டாக நிற்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணி பண்ணி பண்ணிடுவோம் இங்கே டாக்டர்ஸ் இங்கே அப்படி நேச்சுரலாக இப்படி வராது நேச்சுரலாக இருக்கிற ப்ரீடு உங்களுக்கு தனியாக இன்னொன்று காட்டுறேன் நேச்சுரலாக பப்பிலேருந்து இருக்கும் சர்ஜரின் வருவார் சர்ஜரின் வராங்க வரும்போது அவங்களே சர்ஜரின் பண்ணுவாங்க டேப்பிங் இன்னொரு என்னென்னா சில பேர்த்துக்கு வந்து ஆசை இருக்கும் பட் டேப்பிங் எங்கே பண்ணுறது ப்ராப்பராக எங்கே தெரியாது ஸோ நாங்கள் டேப்பிங் நாங்களே போர்டிங்கில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு டாக் எனக்கு கிராப் பண்ணிட்டாங்க எனக்கு டேப்பிங் பண்ண தெரில <laughs> நாங்களே பண்ணித்தரோம் உங்களுக்கு மோர் ஓவர் இங்கே இங்கே டாக்ஸ் தான் நிறையா இருக்குமே தவிர நீங்களே இப்போ கூட அக்ரஸிவாகவோ கடிக்கிற மாதிரி எந்த ப்ரீடுமே நாங்கள் ட்ரெயின் பண்ண மாட்டோம் பேசிக்கலி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் தான் இருக்கும் ഇവിടെ നിന്ന് തരുന്ന എല്ലാ ഡോഗ്സിനും സർട്ടിഫിക്കറ്റ് ഉണ്ടാവും അതുപോലെ തന്നെ ഹെൽത്തിൻ്റെ സർട്ടിഫിക്കറ്റും ഉണ്ടായിരിക്കും എന്നാണ് പറയുന്നത് കെനൽ ക്ലബിൻ്റെ സർട്ടിഫിക്കറ്റും ഒപ്പം തന്നെ വെറ്റിനറി ഡോക്ടറുടെ സർട്ടിഫിക്കറ്റും ഉണ്ടായിരിക്കും എന്നാണ് പറയുന്നത് അതുപോലെ തന്നെ ഇവരിവിടെ റോയൽ കെനലിൻ്റെ ഫുഡ് പെഡിഗ്രിയുടെ ഫുഡ് അങ്ങനെയുള്ള ഫുഡൊക്കെ കൊടുത്തിട്ടാണ് ഈ ഡോഗ്സിനെ ഇവിടെ വളർത്തിയെടുക്കുന്നത് ഒപ്പം തന്നെ ഡെയിലി വൈകുന്നേര സമയത്ത് ഇവർക്ക് മീറ്റ് കൊടുക്കുന്നുണ്ട് അപ്പോൾ അത് അധികവും ചിക്കനാണ് കൊടുക്കുന്നത് എന്നാണ് ഇവർ പറയുന്നത് പിന്നെ ഇവിടുത്തെ ഒരു സ്പെഷ്യാലിറ്റി എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ ഡോഗ്സിൻ്റെ വാല് കട്ട് ചെയ്യുക ഇയർ ക്രോപ്പ് ചെയ്യുക അങ്ങനെയുള്ള സംവിധാനങ്ങളൊക്കെ ഇവിടുന്ന് ചെയ്തു കൊടുക്കുന്നുണ്ട് അതായത് ചില ആളുകൾക്ക് ഇപ്പോൾ നാട്ടിൽ അത്ര എക്സ്പീരിയൻസ്ഡ് ആയിട്ടുള്ള സർജൻസ് അതിനില്ലെങ്കിൽ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ അതിന് എക്സ്പീരിയൻസ്ഡ് ആയിട്ടുള്ള ആളുകളെ കൊണ്ടുവന്ന് ഇവിടെ അവർ അത് ചെയ്ത് നമുക്ക് സേഫായിട്ട് തിരിച്ചു തരും ഇപ്പോൾ നമ്മളത് നിർത്തി അതിനെ ട്രെയിൻ ചെയ്യുന്ന സമയത്തൊക്കെ വേണമെങ്കിൽ നമുക്കതൊക്കെ ചെയ്തു തരും ട്രെയിൻ ചെയ്ത ഡോഗ്സിനെ വേണമെങ്കിലും ഇവിടുന്ന് കിട്ടും கேரளால இருந்து யாராவது கேட்ட அங்க ஒரு டாக் டெலிவரி பண்ண முடியுமா அப்போ டெலிவரி பண்ணி தாராளமாக அதுக்குன்னு எங்களுக்கு தனி வெஹிக்கிள்ஸ் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குன்னு தனி ஏஜென்சி இருக்குது அதாவது கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா பீப்புள்ஸுக்குமே தெரியும் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு தனி ஏஜென்சி இருக்காங்க not only in bus transport train transport available not only in Kerala all over India or out இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே வந்து நீங்கள் பப்பி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்னாலும் இங்கேருந்து நம்ம பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு by route way or by train way or by airways உங்களுக்கு எதுனாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் அது சேஃபாக வந்துடுவாங்க சேஃபாக வந்துடும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு கார்கோஸ் இருக்குது அது பிரச்சனையே இல்லை ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அமாங் வித் டாக் ஒரு பர்சன் வருவாங்க நாங்கள் டாகை தனியாக அனுப்ப மாட்டோம் இங்கிருந்தே ஒரு ஆள் வருவாங்க வந்து டாக் எந்த பிளேஸுக்கு வேணுமோ ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க இங்கே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க என்ன பேஸ்கெட்லேருந்து ஆமாம் அவங்க கூட வர பர்சனுக்கு அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நாங்கள் இங்கேருந்தே கொடுத்துருவோம் மோஸ்ட்லி நம்மளோட பப்பீஸ் எல்லாமே கம்பல்சரி சர்டிஃபிகேட்டட் பப்பீஸ் தான் இருக்கும் plus proper vaccination with proper veterinarian certificate இப்போ நீங்கள் வின்ப்ரோ கெனல்ஸ்லேருந்து ஒரு பப்பி வாங்குறீங்கன்னா பர்ஃபெக்டான சர்டிஃபிகேட் இருக்கும் அதாவது ஒரு டாக் வாங்குறதுக்கான ஹெல்த்தி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி ஒரு வெட்டினரியன் கொடுக்கணும் அந்த வெட்டினரியன் கொடுக்கும்போது சும்மா எல்லா நாயும் பார்த்தோன்னே கொடுத்துட மாட்டாங்க அந்த டாகுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வேக்சின் பண்ணியிருக்காங்களா டிவார்மிங் பண்ணியிருக்காங்களா ப்ராப்பராக மதரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா பப்பி எதுவும் இன்ஃபெக்ஷன் இல்லையான்னு பார்த்துட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதாவது இப்போ நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு பப்பி இருக்குது வெளியெல்லாம் இருக்குது டென் தௌசண்ட் கூட இருக்குது அந்த மாதிரி பப்பீஸுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க வெட்டினரியன் எந்த வெட்டினரியுமே கொடுக்கும் ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வேக்சினேஷன் பண்ணுற பப்பீஸ் மட்டும்தான் வெட்டினரியன் கொடுப்பாங்க சில பேர் வெளியே போய் ஏமாந்துட்டு வருவாங்க இவன் வாங்கினுங்க பார்க்கும் போது லேபட்டாக் மாதிரி இருந்தது குட்டியில் அவங்க எனக்கு வந்து இவ்வளோ கொடுத்துட்டாங்க கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க பட் பெருசாக பெருசாக அது லேபட்டாக்காக வரல அது கிரேடனாக வரல ஜெர்மன் சப்பாடாக வரல வேறு மாதிரி கண்ட்ரி ப்ரீடாக வந்துடும் கிராஸ் மாதிரி வந்துருச்சு அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இன்ப்ரோ கனல்ஸில் கண்டிப்பாக இருக்காது അതായത് നമ്മുടെ നാട്ടിലെ പല സ്ഥലങ്ങളിലും ഒരു ഉണ്ടാകുന്ന ഒരു പ്രധാനപ്പെട്ട പ്രശ്നമാണ് ഒരു ഡോഗിനെ നമ്മൾ വാങ്ങിച്ചുകൊണ്ടൊരു ചെറിയ കുഞ്ഞാവുമ്പോൾ അത് കൊണ്ടുവന്ന് വളർന്ന് വലുതാവുമ്പോൾ അത് മറ്റ് ഏതെങ്കിലും ബ്രീഡായിട്ട് മാറും അതായത് ചിലപ്പോൾ നാടൻ ഡോഗ്സുമായിട്ട് ക്രോസ് ആയതോ അങ്ങനെയൊക്കെ ആയിട്ട് മാറും അപ്പോൾ അത്തരത്തിലുള്ള ഒരു അനുഭവം ഇവിടെ നിന്നുണ്ടാവില്ല എന്നുള്ള ഒരു ഗ്യാരണ്ടിയാണ് ഇവർ നിന്ന് തരുന്നത് പിന്നെ പ്രധാനമായിട്ട് എനിക്ക് പറയാനുള്ള ഒരു കാര്യം എന്ന് പറഞ്ഞാൽ ഈ നായ്ക്കളെ കുറിച്ച് എനിക്ക് വലിയ അറിവൊന്നുമില്ല അതുകൊണ്ട് തന്നെ ഇതിന്റെ യാതൊരു തരത്തിലുള്ള ഗ്യാരണ്ടിയും എനിക്ക് തരാനും പറ്റില്ല അപ്പോൾ നിങ്ങൾക്ക് താല്പര്യമുണ്ടെങ്കിൽ ഇവരുമായിട്ട് കോൺടാക്ട് ചെയ്ത് ഇവിടെ നിന്ന് ഡോഗ്സിനെ എടുക്കുക എവിടെ നിന്ന് എടുക്കുകയാണെങ്കിലും പറ്റിക്കപ്പെടാതിരിക്കാൻ ശ്രമിക്കുക അപ്പോൾ ഇവർ പറയുന്നത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ രജിസ്റ്റേർഡ് വെറ്റിനറി സർജൻ ആണെങ്കിൽ അദ്ദേഹം വെറുതെ ഒരു ഡോഗിനെ പെട്ടെന്ന് സർട്ടിഫൈ ചെയ്ത് കൊടുക്കില്ല അതിന് മുൻപ് കാലങ്ങളിൽ എടുത്ത വാക്സിനേഷൻ അതുപോലെ തന്നെ അതിൻ്റെ പാരൻസിൻ്റെ വാക്സിനേഷൻ ഇതിൻ്റെ ഹെൽത്ത് ഇൻഫെക്ഷൻ ഉണ്ടോ ഇത്തരം കാര്യങ്ങളൊക്കെ നോക്കിയതിന് ശേഷം മാത്രമേ ഒരു ഡോഗിനെ സർട്ടിഫൈ ചെയ്യുള്ളൂ എന്നാണ് പറഞ്ഞത് അത് നമ്മുടെ സാധാരണഗതിയിൽ നമ്മുടെ ക- കന്നുകാലി ചന്തകളിലെ പോലെ പേര് പറഞ്ഞു കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ ഒരു സർട്ടിഫിക്കറ്റ് എഴുതി തരുന്നത് പോലെയല്ല ഡോഗിന് സർട്ടിഫിക്കറ്റ് എഴുതി തരുന്നത് എന്നാണ് ഇവർ പറയുന്നത് ஏன் இந்த ஷூரிட்டி கொடுக்குறோன்னா we have a good veterinarian vet maintenance kennel guys அது போக நாங்கள் ரெண்டு பேரும் மேலேருந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணுவோம் ஆமாம் மெயின்டைன் பண்ணுவோம் ப்ராப்பர் ஃபுட் டயட் இருக்கும் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸில் பப்பி கொடுக்கும் தைரியமாக நீங்கள் வந்து வாங்கலாம் பப்பி இங்கே வேணும் ப்ரோக்கன் ஹவுஸில் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நானும் இவரும் பார்ட்னராக இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸ் மேலே டுவெல் இயர்ஸ் இதே தான் ஃபுல் டைம் ஃபுல் டைம் இதே பண்ணிகிட்ருக்கோம் பிஸ்னஸுங்கிறத விட இது எங்களோட டெடிக்கேஷன் சொல்லலாம் not only earning for money we have ரெண்டு பேத்துக்குமே ஃபேமிலிஸ் இருக்குது ஒன்லி மணி ஃபோக்கஸ்க்காக நாங்கள் இது பண்ணுறதில்ல இப்போ டோட்டலாக எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டாக்ஸ் இருக்குது அரௌண்ட் uh, ஆல் பிரீச்சில் ஃபார்ட்டி டாக்ஸ் இருக்குது எங்களுக்கு இதுலேருந்து வர சோர்ஸ் ஆஃப் இன்கம் நாங்கள் இதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதுலேருந்து வர சோர்ஸ் ஆஃப் இல்லை இல்லை இல்லை இல்லை எனக்கு என்னென்னா ஓன்லி வந்து வேறு இதே தான் பிஸ்னஸ் இல்லை எங்கள் ரெண்டு இடத்துக்கு ட்ராவல் ஏஜென்சி இருக்குது தனியாக ட்ராவல் ஏஜென்சி பண்ணிகிட்ருக்கோம் கேப்ஸ் வின்ப்ரோ கேப்ஸ்னு தனியாக இருக்குது எங்களுக்கு அது மெயின்லி பிஸ்னஸுங்க அதனால தான் நான் டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னது எங்கள் வெஹிக்கிள் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு தனி வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ அதனால் எங்களுக்கு மெயின் பிஸ்னஸ்ன்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்களுக்கு அது போக வந்து ட்ராவல் ஏஜென்சிஸ் அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு இது பண்ணுறோம் எங்களுக்கு இதில் வர இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இன்வெஸ்ட் பண்ணிக்குவோம் நாங்கள் ஸோ டாக்குக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபார்ட்டி டாக்ஸுக்கான மெயின்டெனன்ஸு ஃபுட்டு இதெல்லாம் சில பேர் கேள்வி கேட்பாங்க எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க ஸோ அதில் வரது அதுலேயே உங்களுக்கு இது பண்ணுவோம் இதில் வந்து நாங்கள் பிஸ்னஸாக இதை நாங்கள் பண்ணுறதில்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட ஒரு லவ் லவ் அண்ட் டெடிக்கேஷன் அவ்வளோதான் என்னென்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கிரேஸ் எங்களுக்கு இந்த ப்ரீடில் கிரேஸ் டாக் மேலே கிரேஸு மற்ற மாதிரி வந்து ஏர்ன் பண்ணணும் இதை வச்சு நம்ம இது பண்ணணுங்கிறது கிடையாது நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் ஏர்ன் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் பெரிய லெவலெல்லாம் இல்லை சிம்பிளாக தான் இருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் ஊர்லேருந்து எங்கள் ஊர்லேருந்து யாராவது வந்துட்டேன்னா அவருக்கு ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்க முடியும் தாராளமாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே நான் அவங்களை கிணல் விசிட் நான் யாரையுமே அலோவ் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிணல் விசிட் பண்ணுறது இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கிடையாது பிகாஸ் இது வந்து ஒரு லைவ் ஸ்டாக்ஸ் இருக்க பிளேக்ஸ் எந்த இன்ஃபெக்ஷன் வேணால் யார் மூலியமாக வேணால் வரலாம் ஸோ எல்லா விசிட்டர்ஸையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் ஜெனியின் பயோஸ்னாலுமே ஜெனின் பயர்ஸ்னாலுமே கிணல் இன்சைட்குள்ளே விசிட் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்க ப்ளே ஸ்டேஷனுக்கு தனியாக ஒரு ஏரியா இருக்குது அந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு நாங்கள் பப்பி கொண்டு வந்துடுவோம் இல்லை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் எங்கள் வீட்டில் வச்சு பப்பியை பாருங்கள் என்ன இருந்தாலும் வீட்டில் வச்சு பப்பீஸ் பாருங்கள் பார்த்துட்டு இஃப் யூஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து அதோட ஃபாதர் மதர் பேரண்ட்ஸ் பார்க்கணுன்னா அது அந்த மாதிரி காமிச்சு நாங்கள் பப்பி எடுத்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ஏன்னா கெனல் விசிட் ஏன் வேண்டான்னு நான் சொல்கிறேன்னா இது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறக்கில்ல எல்லாமே எங்களை லைஃப் ஸ்டாக்கு இன்னொன்று வந்து என்ன வேணாலும் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அதனால் வந்து நாங்கள் கெனல் விசிட் அவ்வளோ விசிட் ஏன்னா நம்மளுக்கு ஒரே இதில் மென்டாலிட்டியில் இருக்காங்க டாக்ஸ் மோஸ்ட்லி அக்ரஸிவ் ஆகாதக்கான காரணம் எங்களோடது அக்ரஸிவ் இல்லாததுக்கான காரணம் என்னென்னா நாங்கள் டாக்ஸை வந்து டாக்ஸாக நடத்த மாட்டோம் we treat like us an family member and friends நீங்கள் இப்போ இங்கே இருக்கிற டாக் எது நீங்கள் அவுட் விட்டாலும் அந்த டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் இருக்குமே தவிர ஒரு ஃப்ரெண்ட்லி எப்படி நீங்களே வந்திருக்கீங்க அப்போ அவுத்தோம்னா உங்ககிட்ட நாங்கள் இல்லை முதல்ல அது இருந்தேன் பயம் இருந்தேன் அப்போ என்னென்னா நாங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ எங்ககிட்ட எப்படி பிகேவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணோம் உங்களுக்கு வந்த உடனே கடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ற பண்ண ஹேபிட்ல நாங்கள் வளர்த்த மாட்டோம் അതായത് ഇവരിവിടെ ആ, നായ്ക്കളെ ഒരു ഫാമിലി മെമ്പറെ പോലെയാണ് വളർത്തുന്നത് എന്നാണ് പറയുന്നത് ആ, ഇപ്പൊ തന്നെ ഞാനിവിടെ വന്നപ്പോൾ ശ്രദ്ധിച്ച ഒരു പ്രധാനപ്പെട്ട കാര്യം ഞാൻ ഒരു ഡോഗിനെ പുറത്തിറക്കിയിട്ടൊന്ന് ആ, ഒന്ന് ജസ്റ്റ് ഒന്ന് കാണിച്ചു തരാൻ പറ്റുമോ എന്ന് ചോദിച്ചപ്പോൾ ആ, പുള്ളിക്കാരൻ അവിടെയുള്ള റോട്ട് വീലർ ഉൾപ്പെടെ എല്ലാ ഡോഗ്സിനെയും ഒരുമിച്ച് തുറന്നു വിട്ട് കാണിച്ചു തന്നു അപ്പോൾ സത്യം പറഞ്ഞാൽ എൻ്റെ ഉള്ളിൽ നല്ലൊരു പേടി ഉണ്ടായിരുന്നു ഒന്നാമത് ഡോഗ്സുമായിട്ട് എനിക്ക് വലിയ പരിചയമില്ല ആകപ്പാടെ തൊട്ടടുത്ത വീട്ടിലുണ്ടായിരുന്ന ഒരു ഡോഗുമായിട്ട് മാത്രമാണ് പരിചയം അത് അത്രയും അടുപ്പുള്ള ഡോഗുമാണ് അപ്പോൾ ഇത്രയും അധികം നായ്ക്കളെ ഒരുമിച്ച് തുറന്നു വിട്ടപ്പോൾ പ്രത്യേകിച്ച് റോട്ട് വീലർ ഉൾപ്പെടെയുള്ള നായ്ക്കളെ തുറന്നു വിട്ടപ്പോൾ എൻ്റെ ഉള്ളിൽ ചെറിയൊരു ഭയം ഉണ്ടായിരുന്നു ഇവരെ ആക്രമിക്കും എന്നുള്ളത് അപ്പോൾ അദ്ദേഹം പറഞ്ഞത് ഈ നായ്ക്കൾ യാതൊരു കാരണവശാലും അവരുള്ള സമയത്ത് മറ്റൊരാളെ ആക്രമിക്കില്ല കാരണം അവർ അത്രയും കെയർ ചെയ്താണ് ഈ ഡോഗ്സിനെയൊക്കെ വളർത്തുന്നതെന്നാണ് അപ്പോൾ അത് അനുഭവത്തിൽ എനിക്ക് വരികയും ചെയ്തു കാരണം സാധാരണഗതിയിൽ ഒരു ഒരു വീട്ടിൽ നമ്മൾ പോയിട്ട് അവിടുത്തെ ഒറ്റയ്ക്ക് വളർത്തുന്ന ഒരു നായനെ തുറന്നു വിട്ട് കഴിഞ്ഞാൽ സ്വാഭാവികമായിട്ടും നമ്മളെ പഞ്ഞിക്കിടും പക്ഷേ ഇവിടെ ഇത്രയും അതിനെ ഒരുമിച്ച് തുറന്നു വിട്ടിട്ടും അവരൊരാൾ പോലും വന്നൊന്ന് തൊടുക പോലും ചെയ്തിട്ടില്ല കാരണം അവർ എൻ്റെ അടുത്തുനിന്ന് ഒരു സേഫ് ആയിട്ടുള്ള ഡിസ്റ്റൻസ് കീപ്പ് ചെയ്ത് മാത്രമേ നിന്നിട്ടുള്ളൂ അപ്പോൾ അപ്പോൾ ട്രെയിനിങ്ങിന്റെ ഒരു പവർ എന്ന് പറയുന്നത് അതാണ് എന്നാണ് ശരിക്കും ഞാൻ മനസ്സിലാക്കിയിട്ടുള്ളത് അപ്പോൾ അത്തരത്തിൽ ട്രെയിനിങ്ങിനൊക്കെ ഇവരുടെ അടുത്ത് നിങ്ങൾക്ക് ബന്ധപ്പെടാം പക്ഷേ യാതൊരു കാരണവശാലും ഈ ഫാം വെറുതെ വന്ന് വിസിറ്റ് ചെയ്യാൻ നിങ്ങളെ അവർ അനുവദിക്കില്ല കാരണം ഒരുപാട് ജീവനുള്ള ജീവികൾ ഉള്ളിൽ ഉള്ളത് കൊണ്ട് തന്നെ പലതരത്തിലും വരുന്ന ആളുകൾ വഴി ഇൻഫെക്ഷൻ അകത്തേക്ക് വരാനും നായ്ക്കൾക്ക് അസുഖങ്ങൾ പകരാനും ഒക്കെയുള്ള സാഹചര്യം കൂടുതലാണ് അത് ഒരുവിധം എല്ലാ ഫാമുകളിലും അത്തരത്തിൽ ഈ വിസിറ്റ് അനുവദിക്കാത്ത ഒരു പരിപാടിയുണ്ട് അപ്പോൾ അതുകൊണ്ടാണ് ഇവിടെ ഈ പറഞ്ഞ പരിപാടിക്ക് ആരെയും അകത്തേക്ക് കയറ്റാത്തത് அஹ் உங்களுக்கு பப்பீஸ் வேறு ஏதாவது வேணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சேனல் லைக் பண்ணட்டும் கமெண்ட் பண்ணட்டும் உங்கள் சேனல் மூலிமா வரவங்க வரட்டும் நம்பர் கொடுத்துக்கலாம் தென் ஆமாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் Winbro Kennels Krishna Winbro Kennels and Babu Winbro கெனல்ஸுங்கிற நேம்லேயே இருக்குது அதையும் லைக் பண்ணி என்னென்ன பப்பீஸ் எங்ககிட்ட இன்றைக்கி என்ன ஸ்டாக் இருக்குங்கிறது வரைக்கும் எங்களோட வெப்சைட்லேயும் ப்ளஸ் வந்து வின்ப்ரோ கெனல்ஸ் வெப்சைட்லேயும் ப்ளஸ் வின்ப்ரோ கெனல்ஸ் எஃபிலையும் நாங்கள் கம்பல்சரி போஸ்ட் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் பேஜையும் லைக் பண்ணுங்கள் ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுன்னா தாராளமாக கூப்பிடுங்க தேங்க்யூ അപ്പോൾ ഇവരുടെ ഫേസ്ബുക്ക് പേജിലും ഫേസ്ബുക്കിലും വെബ്സൈറ്റിലും ഒക്കെ ഇവർ കൃത്യമായിട്ട് ഇതിൻ്റെ അപ്ഡേറ്റ്സ് ഒക്കെ കൊടുക്കുന്നുണ്ട് അപ്പോൾ നമുക്ക് ആർക്കെങ്കിലും ആവശ്യം ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ അതിൽ നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഇവിടെ കോൺടാക്ട് ചെയ്യാം ഇവിടെ പ്രധാനമായിട്ടും നമ്മളൊരു ഫാം വിസിറ്റ് എന്നുള്ള രീതിയിൽ ആരെയും ഇങ്ങോട്ട് അടുപ്പിക്കുന്നില്ല കാരണം ഇത് ഒരുപാട് ഡോഗ്സിനെ വളർത്തുന്നതുകൊണ്ട് തന്നെ ഇൻഫെക്ഷനും അസുഖമൊക്കെ വരാനുള്ള സാധ്യത കാരണമാണ് അത് ചെയ്യുന്നത് അപ്പോൾ നിങ്ങൾക്ക് വാങ്ങിക്കണം എന്നുണ്ടെങ്കിൽ ഇവരുടെ ഫേസ്ബുക്ക് ലിങ്ക് താഴെ കൊടുക്കുന്നുണ്ട് അതുവഴി കയറിയിട്ട് ഏതൊക്കെ ഉണ്ട് നോക്കാം ഇഷ്ടപ്പെട്ടതിനെ മാത്രം നോക്കിയിട്ട് നിങ്ങൾക്കത് പറ്റുകയാണെങ്കിൽ വാങ്ങിക്കാനുള്ള ഉദ്ദേശം ഉണ്ടെങ്കിൽ നേരിട്ട് വന്നിട്ട് ഇവിടുന്ന് പർച്ചേസ് ചെയ്യാൻ പറ്റും അപ്പോൾ ഇനി നമുക്ക് ഇവിടുത്തെ കുറച്ച് ഡോഗ്സിനെ ഒന്ന് കാണും കൂടെ ചെയ്യാം ഏതൊക്കെ വെറൈറ്റി ആണുള്ളത് എങ്ങനെയൊക്കെയാണ് നിൽക്കുന്നത് എന്നൊക്കെ ഉള്ളതൊന്ന് കാണാം வணக்கம் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம்னா நம்ம வின்ப்ரோ கெனல்ஸில் என்னென்ன ப்ரீட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம் இது வந்து ராட்வூலர் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அக்ரெசிவ் ப்ரீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனால் ஓனர்ஸ் ஒபீடியன்டி டாக் இந்த டாகை பற்றி சொல்லணும்னா ஓனர்ஸ் ஒபீடியன்டி இவன் மேல் இவனும் மேல் தான் இதுவும் ராட்வூலர் ப்ரீடு இந்த ப்ரீடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கடி அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அதெல்லாம் கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ரீட் இது தென் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது கிரேடனில் ஃபீமேல் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பை நேச்சர் எப்படி இருக்கணும் கிரேடன் பப்பி பை நேச்சர் இப்படி தான் இருக்கும் யோசு head tail chest front paws இந்த காலு இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் கிரேடனை பொறுத்த வரைக்கும் ஒரு திங் சொல்லணும்னா அதுக்கு ஃபுட்டாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டில் வச்சு தான் வைக்கணும் அதுக்குன்னு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி அகலம் பத்தடி நீளம் அந்த கிரேடனுக்கு ஸ்பேஸ் வேணும் ஒரு கேஜில் ஒரு டாக் மட்டும் தான் இருக்கணும் ஏன்னா அது வந்து நல்லா ஹியூஜாக வளர்கிற ப்ரீடு ஸோ உங்களுக்கு வரும் பை நேம் இது கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு இது வந்து ஃபீமேல் டாகு இது வந்து கரெக்டாக டூ இயர்ஸ் ஆகுது இந்த female two years height height வந்துடும் ஃபீமேல்ஸ் இவ்வளோ ஹைட் வந்துடும் டூ இயர்ஸுங்கும் போது இது ஃபுல்ஃபில்லான க்ரோத் இந்த கிரேடன் ப்ரீடுக்கு மேக்ஸிமம் இவ்வளோ மேக்ஸிமம் இவ்வளோ வரும் மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரேடன்லேயே ஹார்லி குயின் சொல்லுவாங்க மேல் டாக் இவன் இந்த டாக் பேர் வந்து பார்த்திங்கன்னா பீம் நாங்கள் கூப்பிடுவோம் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் டாக்ஸ் ஃபீமேல்னால உங்களுக்கு மூணுக்கு பத்தடி அகலம் விட்டுருந்தோம் இவன் மேல் டாக்னால இவன் கொஞ்சம் வாக்கிங்கில் இருப்பான் ஸோ ஆறுக்கு பத்தடி அகலம் ரூம் ஸ்பேஸ் இருக்கணும் சைஸ் கூடுதலாக இருக்கணும் சேம் அதே மாதிரி தண்ணி வைக்கிறதுலேருந்து ஃபுட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் இருக்கணும் குறைஞ்சது ஒரு டூ ரெண்டு அடி டு மூணு அடி வரைக்கும் ஹைட்டில் தண்ணியும் ஃபுட்டு வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து இந்த காலெல்லாம் பெண்ட் ஆகாமல் டாக் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்றதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும் தென் இதே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபீமேல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து மேண்டில் கலர்னு சொல்லுவாங்க அது ஹார்லி குயின் கலர் இது வந்து மேண்டில் கலர்னு சொல்லுவாங்க white with black chest sorry black with white chest and வந்து ஷூ ஷாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஷூ ஷாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மார்க்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் திரு மூணு அடி அகலம் பத்தடி நீளத்தில் தான் கேஜ் இருக்குது இது கிராப்டு ஃபீமேல் இது வந்து பை நேச்சர் வந்து இந்த மாதிரி கிராப்பிங் இருக்காதுங்க கிராப்பிங் வந்து நாங்கள் சர்ஜன் வச்சு பண்ணுறது இது நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிரேடின்லே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்வின் வித் லிமிட்டட் பேச்சஸ் இவனும் வந்து பார்த்திங்கன்னா கிராப்டு இவன் வந்து எங்களோட ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் இவனோட grand mother grand grand mother கிட்ட தான் இருந்தது ஆமாம் ஆமாம் எல்லாமே எங்கள் கிட்ட இருந்தது தான் grand grand mother grand mother இவனோட ஃபாதர் தான் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அந்த பீம்ங்கிற மேல் ஸோ இது ஒரு கலர் கிரேடன்லேயே இது ஒரு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கண்ணெல்லாம் பேச்சஸ் இப்படியே இருக்குமா இது வந்து சில்வர் ஐஸுங்க இவனில் இருக்க ப்ளஸ் என்னன்னா silver eyes with limited patches Harley male silver eyes with limited patches Harley male ഇവൻ ഇതിന്റെ കണ്ണ് കേടൊന്നുമല്ല കേട്ടോ അതിന്റെ കണ്ണ് സിൽവർ ആണെന്നാണ് പറയുന്നത് ഞാൻ വെറുതെ തെറ്റിദ്ധരിച്ചു വരെ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வெரைட்டி இந்தியன் வெரைட்டியில் இந்த breed வந்து கோம்பை காம்பேக்ட் கோம்பைன்னு சொல்லுவாங்க அந்த இந்தியன் வெரைட்டி கோம்பை இது இப்போ பேர் வந்து அவ்வளோதான் சைஸ் அவ்வளோதான் எங்களுக்கு இந்தியன் பிரீட்ஸ் கொஞ்சம் க்ரேஸ் ஜாஸ்திங்கிறனால இவ வந்து எங்களுக்கு ரொம்ப பெட்டு இவளை கிணலே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியா ஆமாம் இவளும் வந்து கிணலே யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ரீயாக தான் இருப்பாள் பட் இருந்தாலும் வந்து ஒரு என்னென்னா கொஞ்சம் ராட்டுலர் மாதிரி அதை இந்தியன் ப்ரீட் ராட்டுலர்னு சொல்லலாம் இது ஏன்னா கொஞ்சம் வந்து ஃபெரோஷியஸாக இருக்கும் ஆமாம் நம்மளை ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணாது அனிமல்ஸு பேர்ட்ஸ் அடி அனிமல்ஸ் அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுனால இவளுக்கு கொஞ்சம் இது மாதிரி வச்சுக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேபடாக் லேபடாகில் வந்து உங்களுக்கு ரெண்டு வெரைட்டியான லேபடாக்ஸ் இருக்குது ஒன்று வந்து அன்சைஸு இன்னொன்று வந்து காம்பேக்ட் சைஸு இவன் அன்சைஸு இவன் வந்து ஆமாம் பெருசாக இவன் வந்து ஷோலெல்லாம் எலிஜிபிலிட்டிஸ் கிடையாதுங்க ஆனால் அப்படி ஆமாம் ஷா சைஸ் பொறுத்து தான் ஷோவில் எலிஜிபிலிட்டி இவன் வந்து அன்சைஸ் இவன் ஷோவில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்காது பட் இவன் ஷோ பண்ணலாம் பட் ஆனால் வின்னிங் வந்து உங்களுக்கு இதாகாது இவன் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் சைஸ் சொல்லுவாங்க லேப்டாக்லேயும் வந்து காம்பேக்ட் சைஸ் அவன் வந்து அன்சைஸ் அன்சைஸ் அவன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா இது கிரேடனில் இது ஹார்லி குயின் அன்கிராப்டு மேல் டாக் இவன் வந்து அன்கிராப்டு மேல் டாக் நீங்கள் கேட்டிருந்தீங்க கிராப்பிங் இல்லாமல் பை நேச்சர் அப்படின்னு ஹார்லி குயின்லேயே வந்து பார்த்திங்கன்னா அன்கிராப்டு இப்படி இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் இவன் ஹியூஜாக இருப்பான் இது ரெஸ்ட் டைம் எல்லாத்துக்குமே ரெஸ்ட் டைம் இப்போ சாப்பிட்டு எல்லாம் தூங்குற டைம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேடன்லேயே ஃபான் கலர்னு சொல்லுவாங்க கிராப்டு ஃபான் கலர் மேல் இது மேல் டாக் ஒரு டாகுக்கும் தனித்தனியாக பேர் வச்சிருக்கா ஆமாம் ஆமாம் இவன் வந்து ஸ்டன்னர் ஒவ்வொரு டாகும் ஏன்னா நாங்கள் கூப்பிடும் போது ஒவ்வொரு டாகும் தனித்தனியாக தனித்தனியாக வரும் அவங்களோட work out place play station முடித்த உடனே அவங்கவுங்களும் அவங்கவுங்க கேஜ்குள்ளே போய்க்குவாங்க தனித்தனியாக தனித்தனியாக தனித்தனியாக அதை அப்படியெல்லாம் அதெல்லாம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ப்ளே பேஸ் இதாகிடுச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ளே போய்க்குவாங்க ஆமாம் இவனும் வந்து கிரேடனில் பார்த்தீங்கன்னா இவன் சாம்பியன் மேலு ஃபான் கலர் எல்லாம் சாப்பிட்ருக்கனால ரெஸ்ட்டில் இருக்காங்க Bruno Bruno get up good boy come good boy Bruno சாம்பியனா சாம்பியன் டைட்டில் முடிச்சுட்டான் இது கிரேடனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு இவன் வந்து பார்த்தீங்கன்னா just eleven months old male eleven ஆமாம் லெவன் மந்த்ஸ் வந்து இந்த சைஸ் வந்துடும் உங்களுக்கு கிரேடன் பொறுத்த வரைக்கும் ஓகே இவன் வந்து கிரேடன்லேயே பிளாக் கலர் இது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இந்த டாக்ஸ் இல்லை இல்லை இது ரொம்ப ஃப்ரெண்ட்லி இப்போ நேச்சர் பை நேச்சர் கிரேடன் வந்து பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு ஹியூஜாக இருக்கும் பட் பை ஃப்ரெண்ட்லி இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ப்ரீட் இது பார்த்தா பார்த்தா தான் பயமாக இருக்கும் பட் ஆனால் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ரீடு தென் இதே வந்து கிரேடனில் பார்த்தீங்கன்னா ஹார்லி குயின் சொல்லுவாங்க ஹார்லி குயின்லேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க அவன் வந்து ஃபஸ்ட் இருக்கிறவன் வந்து டபுள் அர்லின்னு சொல்லுவாங்க அவன் வந்து கொஞ்சம் பிளாக் பேச்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொருத்தன் லிமிடெட் பேச்சஸ்ஸு இன்னொருத்தன் பர்ஃபெக்ட் அர்லி இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி குயின்லேயே வேறு டைப் என்கிட்ட எல்லா கலர் கிரேடன்ஸும் இருக்குது ஒவ்வொரு டைப் ஆஃப் கிரேடன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டைப் ஆஃப் கலரிங்கும் இருக்குது கலரிங் தனியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இவன் ஃபான் ஃபான் மேல் இவன் ரியோ இவன் பேர் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டென் இயர்ஸ் ஆகுது sorry nine Rio Rio Rio boy இவன் வந்து பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் ஆகுது ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப காம் டைப் இருக்கிறதுலே கிணல்லே ரொம்ப காம் டைப் இவன் தான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பையன் Rio second good boy good boy second good boy good boy good boy Rio second Rio boy. Good boy, second. Rio. Next வந்து பார்த்தோம்னா இந்த ப்ரீடு வந்து டாபர் மேன் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப வந்து ரவுடித்தனமான ப்ரீடு இது கிட்டத்தட்ட சொல்லணும்னா அக்ரெசிவான ப்ரீடு ஆனால் பயங்கர வாட்சிங் இருக்கும் நம்ம கிணலில் ஃப்ரண்ட் கேட்டில் ஃபஸ்ட்டில் இவர் தான் இருப்பார் ஏன்னா இவரை தாண்டி தான் எல்லாம் உள்ளே போகணும் ரொம்ப வாட்சிங் நான் யாரும் விட மாட்டான் ரொம்ப வாட்சிங்கான பிரீடு வந்து பார்த்தீங்கன்னா டாய் டைப்பு பீகிள்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி இதோட இயர் செட்டிங்கு கலரிங் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேஜோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ரெண்டு அடி அகலம் மூணு அடி நீளம் அவ்வளோதான் இவனோட கேஜ் ஸ்பேஸ் சைஸே அவ்வளோதான் அவ்வளோதான் இவனோட மேக்ஸிமம் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் இன்ச்சஸ் தான் ஹைட்டே அது அதிகபட்ச ஹைட்டே வந்து thirteen inches to four fifteen inches தான் வளரும் அதுக்கு மேலே வளராது இந்த ப்ரீடு ரொம்ப ரொம்ப ப்ளேஃபுல்லான ப்ரீடு வீட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சர் தென் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ஹச் டாக்னு சொன்னால் தான் தெரியும் ஆனால் உண்மையான ப்ரீடு இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கு ஆனால் இந்த டாக் வந்து நிறைய பேர்த்துக்கு ஹச் டாக் இல்லை வொடாஃபோன் டாக்னு சொன்னால் தான் தெரியும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாட்சிங்கும் இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப ப்ளே டைப்பு ஃப்ரெண்ட்லி நேச்சர் இந்த ப்ரீடு இது வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடு எடுத்தோம்னா டென் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரும் டென் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஒன் லேக் டூ லேக்கெல்லாம் கிடையாது டென் தௌசண்ட்லேருந்து இருக்கு அவ்வளோதான் டென்த்லேருந்து ஸ்டார்டிங் டென்லேருந்து அப் டு டூ ரொம்ப மேக்ஸிமம் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா twelve inches to thirteen inches தான் வளருவான் அவ்வளோதான் இவன் பேர் குட்டா கூப்பிட்றது உனக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இப்போது அவ்வளோதான் ஆயிட்டு அவ்வளோதான் ஆயிட்டு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நாங்கள் கூப்பிட்ற நேம் குட்டா குட் பாய் குட்டான்னு கூப்பிட்டா தான் பார்ப்பான் இது இவன் ஒருத்தர் இருக்கான் அது வேணாம் இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரிட்ரிவர் இது வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இருக்கும் இந்த கோல்டன் ரிட்ரீவருங்கிற ப்ரீடு கலரிங் பொறுத்த வரைக்கும் இந்த டார்க் கலர் ஸ்பெசிமன் இருக்கணும் இந்த கோல்டன் ரிட்ரீவருக்கு கோல்டன் கம்மியா டியூக் கம்மியா ஜாம்போ குட் போய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ரீடு இது ரொம்ப சாஃப்டாக இருப்பான் இந்த கடிக்கிறது குலைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இந்த ப்ரீடில் மேக்ஸிமம் இருக்காது பை ஃப்ரெண்ட்லி நேச்சர் பயங்கர ஃப்ரெண்ட்லி ப்ரீடு இது பெரிய ரொம்ப பெட் பெட் முடியுமா வைக்க முடியாது இது வந்து ரொம்ப பெட் ப்ரீடு நீங்கள் கிரேடனில் அந்த ஃபான் கலர் பார்த்தீங்க இல்லையா அதுலேயே வந்து பப்பி இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு வேக்சினேஷன்ஸ் போட்டாச்சு இது மாதிரி உங்களுக்கு வந்து பப்பி இந்த மாதிரி கிராப் பண்ணி காது நிறுத்தி யோஸ் நிற்கிது பார்த்தீங்களா லிஃப்ட் ஆகி நிற்கிது பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறுத்தி ஹெல்த் வைஸ் செக் பண்ணிட்டு பப்பி வேணுங்கிறவங்களுக்கு with health certificate and vaccine ரெக்கார்டோட கொடுப்போம் இந்த சைஸ்லேயே கொடுப்போம் இந்த சைஸில் தான் கொடுப்போம் இந்த சைஸில் தான் எல்லா பப்பீஸுமே கிரேடன் பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ் ஆனதுக்கப்புறம் தான் கொடுப்போம் இது காஸ்ட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து இருக்குது இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டார்டிங் தேர்ட் ஆமாம் சாம்பியனோட குட்டி அந்த மாதிரி ரொம்ப பீகிலே ஃபீமேல் டாக்ஸ் இது எங்ககிட்டயே ப்ரீடிங் பண்ணுறோம் இவளோட பப்பீஸ் எங்ககிட்டயே இருக்கும் இவங்களும் எங்ககிட்டயே பை ஜெனட்டிக்லேருந்து இருக்காங்க த்ரீ தேர்ட் ஜென்ரேஷனாக இவங்க எங்கள் ரெண்டு பேருமே எங்ககிட்ட இருக்காங்க இவங்க அம்மா வந்து எங்ககிட்டயே இருக்காங்க மதுரை எங்ககிட்டயே இருக்கும் ரேட்டு சேமா ஸ்டார்டிங் ரேட் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்லேருந்து அப் டு ஸ்டார்டிங் ரேட் இருக்குது எப்படி இப்போ வந்து ஃபீடிங் ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் காலையில் வந்து கம்பல்சரி எல்லா பிரீட்ஸுக்குமே பெடிகிரி எல்லோரும் சாப்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி ஸோ அதனால் இன்னும் இவங்க இந்த ஃபுட்டு மிச்சம் வச்சுருக்காங்க ஒன்றும் சாப்பிடல ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சாப்பிடுவாங்க எவ்வளோ போடணும் அவ்வளோ கணக்கு இருக்கா அது கம்பல்சரி டயட் கண்ட்ரோல்